அட்வென்ச்சர் வெஹிக்கிள் அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் வேரியன்ட் இது பார்த்தீங்கன்னா two lakh ten thousand start ஆகும் ஆன் ரோட் ப்ரைஸ் தெரியும் எனக்கு ஆக்சுவலாக வேரியன்ஸ் எல்லாமே டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்னோட இன்ஜின் செக்மெண்ட் பற்றி சொல்லி அவங்க இன்ஜின் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு three forty three CC engine தான் liquid cool four four stroke single cylinder engine ஆனால் இது வந்து பவர் அவுட் புட் பார்த்தீங்கன்னா இந்த highest thirty point two PS பவரை தான் அச்சீவ் பண்ணுது தான் ரோட்ஸ்டர் ஸ்க்ராம்பிள் இது எல்லாமே டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் அந்த ரேஞ்ச் தான் தான் வந்து thirty PS power USB and C port charging difference கொடுக்குறாங்க long trips and long drives off roads கொடுக்குறாங்க வெஹிக்கிள் அவங்க மாட்டாலே தெரியும் fully off road vehicles plus வந்து இதில் வந்து இந்த த்ரீ வெஹிக்கிள்ஸ்க்கு இதில் தான் வந்து வின்ஷீட் கொஞ்சம் வைடாக பெருசாக கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சேஞ்ச் ஆகுது ஸ்காம்லர்லையும் சரி ரோட்ஸ்டர்லையும் சரி ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது நம்ம இந்த வீட்டோட டெக்னிக்கல் ஸ்பேஸ் நம்ம ஃப்ரெண்டில் வந்து சிஎட்டில் நைன்டீன் பார் ninety twenty one inch four inch கொடுத்துருக்காங்க அது எல்லாத்துலேயுமே வந்து எம்ஆர்எஃப் ஜாஃபர் டைஸ் கொடுத்துருக்காங்க இதில் மட்டும் அட்வென்ச்சரில் வந்து ரெண்டுமே சிஎட் டைஸ் கொடுத்துருக்காங்க same three three twenty mm disc disc and Bybre calipers இதுவும் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸாஸ்ட் கொடுக்குறாங்க மற்ற எல்லா வெஹிக்கிளும் டியூல் எக்ஸாஸ்ட் அட்வென்ச்சர் ஏன் சிங்கிள் கொடுத்துருக்கு சிங்கிள் எக்ஸாஸ்ட் கொடுக்குறாங்க பட் சிங்கிள் எக்ஸாஸ்டாக இருந்தாலும் இதோட பவர் அவுட் தான் ஜாஸ்தி வெஹிக்கிளோட ரியர் பார்க்கலாம் சிஎட்டோட ஒன் தேர்ட்டி பார் eighty segment seventeen inch rim கொடுத்துருக்காங்க ரோட் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி கிட்டே கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒன் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க ஒரு டென் எம்எம் தான் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் வந்து இதில் வந்து two forty mm disc brake same Bybre calipers two piston Bybre calipers கொடுத்துருக்காங்க ரியர் யூனிட்டில் வந்து மூணு வெஹிக்கல்லையுமே சேம் ஸ்க்ராம்லர்லேயும் அட்வென்ச்சர்லேயும் வந்து LED indicators and rear unit lamps அட்வென்ச்சரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சேம் ஹாய் அந்த டயல் இது ரவுண்டு யூனிட் இது எல்லாமே சேமாக இருக்கும் த்ரீ வெஹிக்கிள்ஸ்லேயும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத்தோடய பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூட் call message and tower indication options இது எல்லாமே காமிச்சிருக்கு அதோட வெஹிக்கிளோட பிராண்ட் நேமும் இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிடுது இங்கே பார்த்தீங்கன்னா சிறு இது filter filter indication engine heat indication hazard passing light indication neutral ABS and petrol indication battery indication இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க இந்த ரவுண்ட் யூனிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம் இந்த பட்டன் யூஸ் பண்ணி odometer trip A trip B date and time இதெல்லாமே வந்து இதில் நம்ம இது பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து இது வந்து சிசி வெஹிக்கிளோட சிசியோட இது ப்ரொஜெக்ட் பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா petrol indication timing and speedometer இதில் இன்னொரு அடிஷ்னலாக என்னென்ன ஃபியூச்சர்ஸ்னால் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷனும் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் என் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரசாந்த் நான் எங்கள் சிக்னேச்சர் மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் எஸ்டி வெஹிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறேன் எஸ்டியில் e பார்த்தீங்கன்னா one of the most beautiful vehicle வந்து ஒரு மூணு வெஹிக்கிள் விட்டுருக்காங்க ரோட்ஸ்டர் ஸ்கிராம்பிளர் அண்ட் அட்வென்ச்சர் இது மூணோட நீடு என்ன என்ன பர்பஸ்ன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ரோட்ஸ்டர் ரோட்ஸ்டர் பார்த்தீங்கன்னா லாங் டூரிங் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்லர் ஸ்கிராம்லர் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு நம்ம பண்ணலாம் ஆன் ரோடு பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிட்டி யூஸ்க்குள்ள அது நல்லா பெட்டராக இருக்குது நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் பற்றி சொல்லணும்னா அது லுக் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் purely we make for off road first வந்து ரோட்ஸ்டர் ரோட்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா அது அதில் ரோட்ஸ்டர் வந்து ஒரு மூணு செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா டார்க் கிரே டார்க் ஸ்மோக் கிரேங்கிற ஒரு கலர் அது செகண்ட் பார்த்தீங்கன்னா under green and steel blue third one பார்த்தீங்கன்னா க்ரோம் இன்ஜின்ஸ் க்ரோம் இன்ஜின்ஸ் வரும் லார்ஜ் வைசர் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்லர் ஸ்கிராம்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைப்ஸ் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோனில் ரெண்டு ரெண்டு கேட்டகரி வரும் டுவெல் டோனில் சிங்கிள் கேட்டகரி சிங்கிள் டோனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கலர் இருக்குது ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ அண்ட் ஆலு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் கலர்ஸ் கலர்ஸ் வந்து நல்லா இருக்கும் இதில் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசி ஃபினிஷில் வரும் நெக்ஸ்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா மேட்டில் வரும் நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பியூர் டோன் பியூர் வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்ப்ளிட் அப் கிளாஸில் இருக்கும் அட்வென்ச்சர் பற்றி பேசுகிறோம் அட்வென்ச்சரில் பார்த்தீங்கன்னா த்ரீ கலர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சில்வர் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேம்போ பிளாக் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேமோ கேமோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாப் எண்ட் தான் எப்பவும் போல் டாப் எண்ட் தான் சில்வர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியன்ட் மேம்போ பிளாக் வந்து மிட் வேரியன்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமோ கேமோ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் எண்ட் நெக்ஸ்ட் வந்து மேம்போ பார்த்தீங்கன்னா மிட் வேரியன்ட் அண்ட் சில்வர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியன்ட் இது வந்து நம்மளுக்கு டெலிவரி பீரியட் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்னால புக்கிங் ப்ரியாரிட்டியில் நம்ம போயிட்டு இருக்கோம் booking first come first out அந்த கான்செப்ட்ல தான்